வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அளவியல் பாடத்தில் முப்பரிமாண வடிவமான கோள வடிவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பொருட்கள்லாம் என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாருங்க வட்டமா கோலமா கோள வடிவம் இரு பரிமாண வடிவமாக இருந்தால் வட்டம் முப்பரிமாண வடிவத்தில் இருக்கிற பொருட்களுக்கு கோலம் அப்படின்னு பேர் அறிவியலின் அரசி அப்படின்னு கணிதத்தை சொல்லுவாங்க கணிதத்தோட அரசி எண்கள் அதே மாதிரி வடிவங்களின் அரசி வட்டம் ஏன் இந்த வட்டம் முக்கியம் அப்படின்னா பூமி சூரியன் நிலா பழங்கள் காய்கள் மலர்கள் பாத்திரங்கள் எந்திரங்கள் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே வட்டம் அல்லது கோள வடிவத்தில் அல்லது கோள வடிவத்தை நோக்கி தான் அமைஞ்சிருக்கு ஏன் உலகோட அனை வடிவங்களும் வட்டத்தை நோக்கியோ அல்லது வட்டத்தின் முப்பரிமான வடிவமான கோள வடிவத்தை நோக்கியோ அமைஞ்சிருக்குன்னு தெரியுமா முக்கோணம் சதுரம் செவ்வகம் வட்டம் போன்ற வடிவங்களை சம சுற்றளவு இருக்கிற மாதிரி நம்ம பொருட்களை உருவாக்கணும் அப்படின்னா அதோட சுற்றளவு சமமாக இருந்தாலும் பரப்பளவு என்னவா இருக்காது சமமாக இருக்காது அப்போது வட்டத்தின் பரப்பளவு மற்ற வடிவங்களை காட்டிலும் எப்படி இருக்குதுன்னா அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த பிரபஞ்ச அரசி வட்டத்தால் ஆளப்பட காரணம் இந்த வட்ட வடிவங்கிறது குறைந்த இடத்தை அடைத்துக்கொண்டு அதிக பரப்பளவை உருவாக்குது முப்பரிமாணத்தில் நம்ம சொல்லணும்னா அதிகமான கொள்ளளவை கொடுக்கக்கூடியது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோலம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் கோலம் ஓர் அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு சுழற்றினால் உண்டாகும் திண்ம உருவம் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓர் அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு சுழற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் கோலம் இந்த கோல வடிவம்ங்கிறது ஒரு முப்பரிமாண வெளியில் அமைந்த ஒரு உருண்டையான வடிவியல் பொருள் இது வந்து ஒரு பந்து மாதிரி இருக்கும் இருபரிமாணத்தில் எப்படி வட்டம் இருக்குதோ அதே மாதிரி கோலமும் அதன் மையத்தை பொறுத்து சமச்சீரானது கோளத்தின் மேற்பரப்பின் மீது எல்லா புள்ளிகளும் மையத்திலிருந்து சம தூரத்தில் இருக்கும் அந்த சம தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம் பூமி உருண்டை அப்படின்னு பொருளுடைய கிரேக்க மொழி சொல்லான ஸ்பைரா என்பதிலிருந்து ஆங்கிலத்தில் ஸ்பியர் அப்படின்னு கோலத்துக்கு பெயரிட்டிருக்கு ஒரு கோலத்தை எங்கு குறுக்காக வெட்டினாலும் ஒரு வட்டம் கிடைக்கும் பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் வெட்டினாலும் அது என்ன வடிவத்தில் தான் இருக்குது வட்ட வடிவத்தில் தான் இருக்குது ஒரு கோல மையத்தின் வழியாக செல்லும் ஒரு தள குறுக்கு வெட்டி மீப்பெரு வட்டம் இந்த மையப்புள்ளி வழியாக தளத்தை வெட்டணும் அப்படின்னா இங்கே உருவாகிற குறுக்கு வெட்டிக்கு பேர் மீப்பெரு வட்டம் மற்ற தள குறுக்கு வெட்டிகள் சிறிய வட்டங்கள் மையப்புள்ளியை தவிர்த்துட்டு மேல் பகுதியிலேயோ கீழ்ப்பகுதியிலேயோ வெட்டினோம்னா அந்த தள குறுக்கு வெட்டிகள் சிறிய வட்டங்கள் மையம் வழியாக வெட்டும்போது மட்டும்தான் உருவாகிற வட்டம் மீப்பெரு வட்டம் கோலத்தின் புறப்பரப்ப ஆர்கிமெடிஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு நிரூபிச்சிருக்காரு ஒரு கோலம் அதன் விட்டத்துக்கு சமமான உயரமுள்ள உருளையினுள் வைக்கப்படுகிறது கவனிங்க இந்த மாதிரி ஒரு உருளை இந்த உருளைக்குள்ள ஒரு கோலத்தை வச்சிருக்கிறோம் என்ன கண்டிஷன்னா கோலத்தோட விட்டமும் உருளையின் உயரமும் சமம் கோலத்தின் விட்டமும் உருளையின் உயரமும் சமம் கோலத்தின் புறப்பரப்பு சமம் உருளையின் வளைப்பரப்பு உருளையின் வளைப்பரப்புக்கு formula two pi r h உருளைனா ஹெச்ங்கிறது உயரம் கோலத்துக்கு உயரம் என்னவா இருக்கும்னா அதோட விட்டத்தை தான் நம்ம உயரமாக எடுத்துக்கிறோம் விட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டு பெருக்கல் ஆரம் ஸோ ரெண்டு ஆர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரெண்டு ரெண்டு நாலு பையார் ஸ்கொயர் கோலத்தின் புறப்பரப்பு ஃபோர் பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்கு ஒரு கோலத்தின் ஆரம் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க கோலத்தின் ஆரம் எவ்வளவுன்னு கொடுக்கல அதனால் நம்ம கோலத்தின் ஆரத்தை ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவு சதவீதம் அதிகமாகுது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாகுது அதிகமாகும் புறப்பரப்போட சதவீதம் கண்டுபிடிக்கணும் கோலத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா ஃபோர் பயார் ஸ்கொயர் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாகும் போது ஆரம் எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே ஆரம் ஆறுன்னு இருக்குது பழைய ஆரம் ஆர் எடுத்துட்டு இருபத்தி ஐந்து சதவீதத்தோட பின்ன வடிவம் இருபத்தி ஐந்து பை நூறு ஆர் ஒரு எண் முழு எண்ணாகவும் இன்னொரு எண் பின்னமாகவும் இருந்தால் ஈஸியாக கூட்டுறதுக்கு வழி இங்கே இருக்கிற எண் ஆறுக்கு முன்னாடி என்ன எண் இருக்கோ அதை அப்படியே பெருக்கிடுங்க நூறு பெருக்கல் ஒன்று நூறு நூறு கூட்டல் இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு பை நூறு இதை நீங்கள் எப்படி வேணாலும் சுருக்கிக்கலாம் ஐந்தாம் வாய்ப்பாட்லேயும் சுருக்கலாம் எனக்கு இருபத்தி ஐந்தாம் வாய்ப்பாடு நல்லா தெரியும் நான் டைரெக்டாக போட்டுடுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஐந்து இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு நாலு இருபத்தி அஞ்சு நூறு ஐந்து பை நாலு ஆர் அப்போ இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாகும் போது ஆரம் எவ்வளவா இருக்குது ஐந்து பை நாலு ஆர் இப்போ கோலத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாம் புதிய கோலத்தின் புறப்பரப்பு சமம் நாலு பையார் ஸ்கொயர் ஆறுத்துக்கு பதிலாக ஐந்து பை நாலு ஆர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நாலு பை பெருக்கல் ஐந்து பை நாலு ஆர் பெருக்கல் ஐந்து பை நாலு ஆர் இந்த நாலு நாளும் கேன்சல் ஆயிரும் அப்போது ஐஎஞ்சு இருபத்தி அஞ்சு பை ஆர் ஸ்கொயர் பை நாலு புதிய கோலத்தோட புறப்பரப்பு இப்போ அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் கேட்டிருக்காங்கன்னா நம்ம பழைய கோலத்தோட பரப்புக்கும் புதிய கோலத்துக்கோட பரப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஆரம் அதிகமாகும் போது அதிகரிக்கும் பரப்பு சமம் இருபத்தி அஞ்சு பையா ஸ்கொயர் பை நாலு மைனஸ் நாலு பையா ஸ்கொயர் இங்கேயும் அப்படி தான் ஒரு எண் முழு எண் இன்னொரு எண் பின்னம் இதை ரெண்டு இந்த ரெண்டு எண்களையும் பெருக்குங்க நானாங்கு பதினாறு இருபத்தி அஞ்சு பையா ஸ்கொயர் மைனஸ் பதினாறு பையா ஸ்கொயர் பை நாலு ஒன்பது பையா ஸ்கொயர் பை நாலு ஆரம் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாகும் போது அதிகரித்த பரப்பு ஒன்பது பையா ஸ்கொயர் பை நாலு நம்மளுக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஒன்பது பையா ஸ்கொயர் பை நாலு பை மொத்த பரப்பு நாலு பையார் ஸ்கொயர் பெருக்கல் நூறு இங்கே இந்த பையார் ஸ்கொயர் பையார் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அடுத்தது இந்த நாலையும் நூறையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இருபத்தி ஐந்து இப்போ பாருங்கள் ஒன்பது பெருக்கல் இருபத்தி அஞ்சு பை நாலு இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை நாலு சதவீதம் நம்ம சதவீதத்துக்கு கண்டுபிடிக்கிறதுனால தான் நூறால் நம்ம பெருக்கியிருக்கோம் இரநூத்தி இருபத்தஞ்சு பை நாலு சதவீதம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாலால் வகுத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி ஒன்பது முக்கியமான டூ மார்க் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ